எல்லாரும் நினைக்கிறது நெட் மார்க்கெட்டிங்கில் சம்பாரித்து பெரிய ஆளாகி செக் வாங்குறது தான் என்னோட பெரிய சாதனை நான் இவ்வளோ சம்பாரிச்சிருக்கேன் ஸ்டேஷன் வைக்கிறது கார் வாங்குறேன்னு ஸ்டேட்டஸ் வச்சுக்கிறதுன்னு நினைக்கிறாங்க ஆனால் ரியல் சக்ஸஸ் ரியல் சந்தோஷம் என்ன தெரியுமா நீங்கள் ஒவ்வொருத்தட்டையும் மக்கள்கிட்ட பேசி அவங்களோட கஷ்டங்களும் அவங்களோட நஷ்டங்களும் நிறைய விஷயங்கள் அவங்கள்ட்ட தெரிஞ்சுக்கிட்டீங்களா இதுதான் உண்மையிலேயே சந்தோஷமான ஒரு விஷயம்